வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பதிவில் ஒன்பதாம் வகுப்பு அளவியல் பாடத்தில் கன செவகத்தை பற்றி பார்க்கலாம் நம்ம புத்தகத்தில் கன செவ்வகத்தோட வரையறை கொடுத்துருக்காங்க ஒரு கன செவ்வகம் என்பது ஆறு செவ்வக வடிவிலான தளப்பகுதிகளால் அடைபடும் ஒரு மூடிய திண்ம உருவம் இங்கே பாருங்கள் இது கன செவ்வகம் ஆறு செவ்வக வடிவிலான தளப்பகுதிகளால் அடைபடும் மூடிய திண்ம உருவம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம கன செவ்வக வடிவிலான நிறைய பொருட்களை நம்ம கடந்து வந்திருக்கோம் தீப்பெட்டி செங்கல் புத்தகம் கட்டிடங்கள் கொள்கலன்கள் அலமாரிகள் நம்ம பார்க்குற டிவி யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு எல்லாமே இந்த செவ்வக பெட்டியோட வடிவத்தை தான் ஒத்துருக்கு இவையெல்லாம் கன செவ்வகத்துக்கு சில எடுத்துக்காட்டுகள் இந்த கன செவ்வகத்தில் மொத்தம் ஆறு முகங்கள் இருக்குது இங்கே பாருங்கள் ஏபிஇஎஃப் e, இது ஒரு செவ்வகம் இது ஒரு முகம்னு சொல்லுவாங்க இதே மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணோம்னா ஆறு முகங்கள் இருக்குது பனிரெண்டு விளிம்புகள் விளிம்புகள் அப்படிங்கிறது ஏபிங்கிற இந்த கோடு ஒரு விளிம்பு இஎஃப்ங்கிற e கோடு ஒரு விளிம்பு இப்படி நம்ம கவுண்ட் பண்ணும்போது மொத்தம் எத்தனை விளிம்புகள் இருக்குது பன்னிரெண்டு விளிம்புகள் எட்டு உச்சிகள் பாருங்க ஏ பி சி டி நாலு இஎஃப்ஜிஹெச் e நாலு ப்ளஸ் நாலு எட்டு உச்சிகள் இருக்குது பொதுவாக செவ்வகம் அப்படிங்கிறது செவ்வக வடிவ பெட்டியோட அமைப்பை கொண்டிருக்கும் இந்த செவ்வகம் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கலாம் கன செவ்வகத்தோட வலையமைப்பு இந்த மாதிரி இருக்கும் இந்த வலையமைப்பை நம்ம க்ளோஸ் பண்ணும்போது தான் கன செவ்வகம் உருவாகுது இதில் மொத்தம் நான்கு செவ்வக பகுதிகள் இருக்குது இரண்டு வந்து சதுர பகுதிகள் கன செவ்வகம் அப்படிங்கிறது ஒரு முப்பரிமாண வடிவம் இந்த வடிவியலில் கன அல்லது கன உரு அப்படிங்கிறது ஆறு முகங்கள் கொண்ட ஒரு குவிவு பன்முக திண்மம்னு நம்ம சொல்லலாம் ஆறு முகங்களும் செவ்வகங்களாக கொண்ட அறுமுக திண்மம்னு சொல்லலாம் இதோட வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா நேர் கன செவ்வகம் செவ்வக பெட்டி செவ்வக அறுமுக திண்மம் அல்லது செவ்வக இணைகர திண்மம்னு சொல்லலாம் இதோட அனைத்து கோணங்களும் செங்கோணங்களாகவும் எதிரெதிர் முகங்கள் சர்வசமமாகவும் இருக்கும் ஒவ்வொரு முகமும் செவ்வகமாக இருக்கும் இதோட மூன்று பரிமாணங்கள்னு பார்த்தீங்கன்னா நீளம் அகலம் உயரம் அன்றாட வாழ்வியல் நிகழ்வுகளில் நாம் மொத்தப்பரப்பு பக்கப்பரப்பு ஆகிய கருத்துக்களை நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் நம்ம பாடப்பகுதியில் படிச்சுட்டு நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில் நம்ம எங்கே பயன்படுத்திட்டு இருக்கோங்கிறது தெரியாமல் நம்ம இதை மனப்பாடம் பண்ணி படிச்சுட்ருக்கோம் பாருங்கள் வெவ்வேறு நீளம் அகலம் உயரம் உடைய ஒரு அறையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அறை என்ன வடிவில் இருக்குது கனசெவ்வக வடிவில் இருக்குது அந்த அறையோட தரையையும் மேற்கூரையும் தவிர்த்துட்டு சுவர்களின் பரப்பு மட்டும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா பக்கப்பரப்பை காண வேண்டும் பக்கப்பரப்பு அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் எல்எஸ்ஏ நம்ம வீடெல்லாம் பூசும்போது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கலாம் நமக்கு அறையோட முழு புறப்பரப்பும் வேணும் அப்படின்னா மொத்த பரப்பு கண்டுபிடிக்கணும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதோட ஷார்ட் ஃபார்ம் டிஎஸ்ஏ நம்மளோட பாட கருத்துக்களை நடைமுறை வாழ்க்கையில் எங்கே பயன்படுத்துகிறோன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு கன செவகத்தில் நீளம் அப்படிங்கிறது இந்த பகுதியை தான் நம்ம நீளம் அப்படின்னு சொல்கிறோம் அகலம் இந்த ரெட் கலரில் லைன் போட்டிருக்கு இல்லைங்களா அதுதான் அகலம் இந்த ப்ளூ கலர் கோடு தான் ஹெச் உயரம் செவ்வகத்தோட நீளம் அகலம் உயரம் இந்த மூணு தெரிஞ்சதுன்னா நம்ம மொத்த பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ரெண்டு பெருக்கள் LB plus BH plus LH சதுர அலகுகள் பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு பெருக்கள் எல் ப்ளஸ் பி பெருக்கள் ஹெச் நீளத்தையும் அகலத்தையும் கூட்டிட்டு ரெண்டாலையும் உயரத்தாலையும் பெருக்கினா கிடைக்கிறது பக்கப்பரப்பு ஃபார்முலாவை பயன்படுத்தி பயிற்சி கணக்குகளை நம்ம செய்யலாம் பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டு ஃபஸ்ட்டு சம் கன செவ்வகத்தின் மொத்த பரப்பு மற்றும் பக்கப்பரப்பு காண்க என்ன கொடுத்துருக்காங்க நீளம் இருபது சென்டிமீட்டர் அகலம் பதினைந்து சென்டிமீட்டர் உயரம் எட்டு சென்டிமீட்டர் கணக்கை போடுறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிற நீள அகலம் உயரம் ஒரே அழகில் இருக்கா சென்டிமீட்டர்னா மூணுமே சென்டிமீட்டரில் தான் இருக்கணும் அழகுகள் மாறி மாறி இருந்தால் ஒரே அழகுக்கு மாற்றினதுக்கப்புறம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எல் இருபது பி பதினைந்து ஹெச் எட்டு கனசெவகத்தின் மொத்த பரப்பு டிஎஸ்ஏ சமம் two into LB plus BH plus LH மதிப்புகளை பிரதியிடலாம் பிரதியிட்டு சுருக்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு விடை ஆயிரத்தி நூற்றி அறுபது சென்டிமீட்டர் ஸ்கொயர் பக்கப்பரப்பு சமம் ரெண்டு பெருக்கல் L plus B into H மதிப்புகளை பிரதியிடுங்க முதல்ல நீளத்தையும் அகலத்தையும் கூட்டிட்டீங்கன்னா ரெண்டு பெருக்கல் முப்பத்தி அஞ்சு பெருக்கல் எட்டு ஐநூற்றி அறுபது சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஜஸ்ட் ஃபார்முலாவை எழுதி மதிப்புகளை பிரதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிப்படை செயல்பாடுகள் நல்லா தெரியும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் செகண்ட் சம் கன செவ்வக வடிவ பெட்டி இந்த அளவுகளை இப்படி கொடுக்கும்போது முதல் அளவு நீளம் இரண்டாவது அளவை அகலம் மூணாவது உயரமாக நம்ம எடுத்துக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா நீளம் மீட்டரில் இருக்குது அகலம் சென்டிமீட்டரில் இருக்குது சென்டிமீட்டரை நம்ம மீட்டருக்கு மாற்றணும் ஒரு மீட்டருக்கு நூறு சென்டிமீட்டர் இப்போ நானூறு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நாலு மீட்டர் அகலம் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் கேள்வி வெளிப்புறம் முழுவதும் வெளிப்புறம் அப்படின்னா மொத்த புறப்பரப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் வெளிப்புறம் முழுவதும் வண்ணம் பூசுவதற்கு அப்போது மொத்த பரப்புக்கு formula two into LB plus BH plus LH மதிப்புகளை பிரதியிட்டு சுருக்குனீங்கன்னா விடை எழுபத்தி எட்டு மீட்டர் ஸ்கொயருக்கு நம்ம வண்ணம் பூசணும் ஒரு சதுர மீட்டருக்கு இருபத்தி ரெண்டு ரூபாய் செலவாகுது வண்ணம் பூச வேண்டிய பரப்பு எழுபத்தி எட்டு மீட்டர் ஸ்கொயர் மொத்த செலவு ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறு தேர்ட் சம் ஒரு கூடத்தோட அளவு எல் பத்து மீட்டர் பி ஒன்பது மீட்டர் ஹெச் எட்டு மீட்டர் அக்கூடத்தின் சுவர்கள் மற்றும் மேற்கூரைக்கு தான் வெள்ளையடிக்கிறாங்க கீழே தரைத்தளம் கிடையாது அப்போது சுவர்களுக்கு மட்டும் கண்டுபிடிக்கணும் பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கணும் நான்கு சுவர்களின் பரப்பு சமம் கனசெவகத்தின் பக்கப்பரப்பு two H into L plus B மதிப்புகளை பிரதியிடுங்க முந்நூற்றி நாலு மீட்டர் ஸ்கொயர் இப்போ மேற்கூரையோட பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம வீட்டோட மேற்கூரை என்ன வடிவத்தில் இருக்குது செவ்வக வடிவத்தில் இருக்குது செவ்வகத்தோட பரப்பளவுக்கு நீளம் பெருக்கல் அகலம் பத்து பெருக்கல் ஒன்பது தொண்ணூறு மீட்டர் ஸ்கொயர் அப்போது வெள்ளை அடிக்க வேண்டிய பரப்பு முந்நூற்றி நாலு ப்ளஸ் தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு மீட்டர் ஸ்கொயர் ஒரு சதுர மீட்டருக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு ஆகும் செலவு எட்டு ரூபாய் ஐம்பது பைசா எட்டு ரூபாய் ஐம்பது பைசா அப்போ முந்நூற்றி தொண்ணூற்றி நாலுக்கு ஆகக்கூடிய செலவு ரூபாய் மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது பாட கருத்துக்களை நல்லா மனசில் பதிய வச்சு எடுத்துக்காட்டு கணக்குகளையும் பயிற்சி கணக்குகளையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ